அந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் எண்பதாவது ஸ்லோகத்தோட முடிச்சோம் போன கிளாஸ் நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகேப் எனக்கு கொஞ்ச நாள் ஆறுது இல்லையா அதனால ஜஸ்ட் சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தேவர்கள்லாம் பூமியினுடைய பாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறத வந்து விஷ்ணுகிட்ட கன்வே பண்ணுறான் ஸோ முதல்ல விஷ்ணுவை புகழரா அவரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அப்புறம் விஷ்ணு வந்து தரிசனம் காமிக்கிறார் அப்போ இவ சொல்ற வார்த்தைகள் என்னன்னா நீ இப்போ கிளம்பலன்னா அவளுடைய பாரத்தை போக்குவதற்கு அதாவது பிருத்திவியினுடைய பாரத்தை போக்குவதற்கு நீ இப்போ கிளம்பலன்னா பிளாவயஷ்யந்தி உதன்வந்தகா பிருத்திவீம் பிருத்திவீச்சயா இந்த பிருத்து வீச்சயா பிருத்து வீச்சையாக ஏராளமான ஒரு அலைகளை கொண்ட இந்த சமுத்திரங்களானது ஏன்னா நான்கு சமுத்திரத்தினால சூழ்ந்து இருக்கக்கூடியவள் பிருத்திவி மேலும் அந்த பிருத்திவியை வந்து சமுத்திர ரசனான்னு இன்னொரு இடத்துல சொல்ல போறார் அதாவது ஒட்டியானம் போல இந்த சமுத்திரங்கள் அவளுக்கு இருக்கு அந்த சமுத்திரங்கள்லாம் அப்படியே அந்த பாரம் தாங்க முடியாத அப்படியே water will come inside and அப்படியே அந்த சமுத்திரத்துக்குள்ள அவ முழுகிட போறா அப்படிங்கிறத தேவர்கள் விஷ்ணுகிட்ட சொல்றா உம் மேல வந்து சமுத்திரத்துல முழுகிடுவோங்கிறச்சு அந்த இமேஜரி உடனே நமக்கு என்ன மைண்ட்ல வரும்னா சமுத்திரத்துல வந்து முழுகாம வெளில வர்றதுக்கு என்ன ஒரு சான்ஸ்னா அது வந்து ஒரு நல்ல படகோட்டி இருந்தான்னா அவன் படகு போல இந்த அந்த படகை எடுத்துட்டு எப்படி போவானோ அக்கறைக்கு எப்படி காப்பாத்துவானோ அந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற சோ ஒரு நல்ல படகோட்டி மாதிரி இந்த பூமிங்கிற ஒரு படக நீங்க வந்து சமுத்திரத்தை தாண்டி அழிச்சுட்டு போகணும் அதாவது சமுத்திரத்துல முழுகாதபடிக்கு நீங்க வந்து காப்பாத்தணும் அப்படின்னுட்டு இந்த நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்ல போற ஆஹ் படிக்கிறளா படிக்கணுமா ஆஹ் படிங்களேன் கருணாதீன சித்தேன கர்ணதாரவதி துவயா மாவசீதத்து பிருத்திவீயம் மகதி நௌரிவாம்பசி கருண அதீன சித்தேன கர்ணதாரவதி துவயா மா அவசீதத்து பிருத்திவி இயம் மகதி நௌஹு இவ அம்பசி சோ மகதி நௌஹு இவ அம்பசி ஒரு ஜலத்துல அம்ப அம்பசிங்கிறது அம்பசுங்கிறது இங்க சமுத்திரம்னு எடுத்துக்கலாம் அல்லது ஜலம் ஜலத்துல எப்படி ஒரு பெரிய படகு வந்து முழுகாம இருக்குமோ மா அவசீதத்து அவசாதகான்னாலே அவங்களுக்கு வந்து அழிவுன்னு ஒரு அர்த்தம் சோ அது வந்து முழுகாமல் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு எப்படி இந்த கருணாதீன சித்தேன துவயா கருணைக்கு அதீனமாக இருக்கக்கூடிய மனது பகவானை வந்து டிஸ்கிரைப் பண்றச்சு அப்ஜெக்டிவ் எப்படி கொடுக்கறாருன்னா சித்தம் எவருடைய சித்தம் மனதானது கருணைக்கு அதீனமா இருக்கு அதாவது யாராவது நீ பண்ணுன்னு ஆணையிட்டா அதுக்கு வந்து அடிபணையிறவர் இல்ல தயவுதான் அவருடைய மனச வந்து ஈர்க்கும் அதனால தய தயாக்கு அதீனமாக இருக்கக்கூடிய ஒரு மனதை கொண்டவரான துவயா உங்களால் கர்ண தாரவதி இயம் பிருத்திவி இந்த பிருத்திவியானவள் எப்படி இருக்கான்னா கர்ணதாரவதி கர்ணதாரகாங்கிறது நாவிகா ஒரு படகோட்டி அது கர்ணம் தாரயதி கர்ணம்ங்கிறது காதுன்னு லிட்ரலா இல்லாத இந்த இடத்துல வந்து அந்த ஹெல்மம்போ ஒரு ஒரு படகுல வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு அதை யாரு ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு படகுனுடைய ஸ்டியரிங் வீல யாரு பிடிச்சிட்டு இருக்கானோ அவன் தானே ஒழுங்கா வந்து எடுத்துட்டு போக முடியும் அந்த படகை அல்லது கர்ணம்ங்கிறது அந்த உடு துடுப்பு ஓர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த அதை வந்து எவன் கையில வச்சுட்டு இருக்கானோ அவன் தான் இந்த படகை வந்து சேஃப்டிக்கு ஐஷன் போக முடியும் நீ இருக்கிறதுனால ஒன்ன ஒன்னதான் இந்த பூமியானவள் ஒரு பூமிங்கிறத வந்து நம்ம ஒரு படகுன்னு வச்சுட்டோம்னா அந்த படகுக்கு படகோட்டியா நீ தான் இருக்க ஏன்னா அந்த படகை காப்பாத்தணும் அதுக்கு ஒரு தயை காமிக்கணுங்கிறது உன்னுடைய ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குணம் அது சோ கருண அதீன சித்தேன துவயா உன்னால் பகவான்னால கருணத்து கருணைக்கு அதீனமாக இருக்கக்கூடிய ஒரு ஹிருதயத்தை கொண்டவரான தங்களால் விஷ்ணுவனால இந்த பூமியானவள் இயம் பிருத்திவி கர்ணதாரவதி கர்ணதாரகா நாவிகா ஒரு படகோட்டி படகோட்டியை உடையவளாக இருக்கும் இந்த பிருத்திவி அம்பசி ஜலத்தில் மகதே நௌஹு இவ ஒரு பெரிய படகை போல் மா அவசீதது முழுகக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து காப்பாத்தி இத வந்து கரை சேர்க்கணும் அப்படிங்கறத சொல்ற சோ இப்படி கருணா அதீன சித்தேன தயா பரதந்திர ஹிருதயேன தயைக்கு அதீனமாக இருக்கக்கூடிய ஹிருதயம் அந்த பரதந்திரகாங்கிறச்சு வேற எதுக்குமே அதீனமா இல்லை ஆணைக்கு அதீனம் இல்லை தயைங்கிறது he he himself is only compassionate it is not is not ஒரு ஒரு இன்னொருத்தர் வந்து ஆணையிட்டாங்கிறதுக்காக இவர் வந்து அடிபணிகிற பர்சன் கிடையாது அதுக்காக தயா பரதந்திர ஹிருதயேனங்கிற உம் துவயா பவதா கர்ணதாரவதி நாவிகவதி அந்த வத்து பிரத்யம் இது என்னன்னா ரூபம் அஸ்ய அஸ்தி இது ரூபவதி சொல்றோமோ இல்லையோ அதே போல கர்ணதாரா அஸ்யாக அஸ்தி இது கர்ணதாரவதி அஸ்ய இல்ல அஸ்யாக வரணும் சோ இல்லைன்னா கர்ணதாரவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புல்லிங்கத்துக்கு வரும் கர்ணதாரவதி அப்படின்னு ஸ்திரீலிங்கத்துக்கு அதே நாவிகா அஸ்யாக அஸ்தி இது நாவிகவதி அல்லது நாவிகவான் அப்படின்னு புல்லிங்கத்துல உம் இயம் பிருத்திவி இயம் பூமிஹி அம்பசி ஜலே மகதி நௌகு இவ மகதி நௌகா இவ மா அவசீதத்து மா நிமஜ்ஜது சரியா பாவார்த்தம் நாவிகவதி நௌகு யதா சாகர உதகே ந நிமஜ்ஜதி படகோட்டியுடன் கூடின நௌகு படகு எவ்வாறு சாகர உதகே சமுத்திரத்தினுடைய ஜலத்தில் ந நிமஜ்ஜதி முழுகுவதில்லையோ ததா அதே போல பவத் அதீனா இயம் இயம்ங்கிறச்சு பூமிகி இயம் பூமிகி சமுத்திர ஜலே ந நிமஜ்ஜது ஆக்சுவலி பூமிகி போட்டா இன்னும் இன்னும் நன்னா புரியும் சோ ததா துவத் பவததீனா விஷ்ணுவுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய இந்த பூமியானது சமுத்திர ஜலத்துல மூழ்கடிக்க முழுக முழுக கூடாது ஏன்னா முந்தின ஸ்லோகத்துலதான் அவர் சொன்னார் இல்லையா எதின துவரத்தே பார வியபனையே பாரத்தை போக்குவதற்கு நீங்க சீக்கிரம் வரலன்னா உதன்வந்தகா பிளாவைஷ்யந்தி இந்த சமுத்திரங்கள் எல்லாம் அது அப்படியே வந்து ஒரு முழுகடிச்சிடும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ அந்த சமுத்திரத்துல முழுக கூடாதுன்னா உங்களுக்கு அதீனமா இருக்கணும் நீங்க தான் வந்து ஒரு படகோட்டி மாதிரி இருக்கணும் சோ துவை கர்ணதார சதிருஷே ஜாகிரதி சதி ஜாகிரதி சத்தின விழிப்புணர்வுடன் கூடி இருக்கும் பொழுது எப்ப வேணுமோ அப்ப கரெக்டா அவதாரம் எடுத்து நீங்க வந்து அழிக்கணும் அந்த மாதிரி you have to be ever awake in the responsibility of taking care of the பூமி சோ கர்ணதார சதிருஷே ஒரு நாவிகன் போல இந்த நாவிகன் வந்து அதாவது படகோட்டி வந்து சும்மா அப்படியே ஒரு நிமிஷம் தூங்க முடியுமா என்ன முடியாது தூங்கினா அது அப்படியே முழுகிடும் அந்த சமுத்திரம் அதுக்காக இங்க ஜாகிருதி சதிங்கிற பாரதத்துல பூமேகே அம்பசி மஜ்ஜனம் நயுக்தம் அந்த படகோட்டி வந்து ஒரு விழிப்புணர்வுடன் இருந்தானே ஆனால் பூமி ஜலத்தில் முழுகாது இடத்துல அலங்காரம் வந்து முன்னாடி பார்த்த அலங்காரம் தான் இந்த பரிணாம அலங்காரம்ங்கிறது அத்த பகவதி கர்ணதாரத்துவ ஆரோபசிய பகவான் மேல நம்ம வந்து பகவான் தான் படகோட்டி அப்படின்னு நம்ம ஒரு சூப்பர் இம்போசிஷன் பண்றோம் எதுக்காக அந்த சூப்பர் இம்போசிஷன் பண்றோம் அப்படின்னா பிருத்திவி முழுகாமல் இருப்பதிலிருந்து காப்பாற்றுவதுங்கிற ஒரு காரியத்துக்கு உபயோகியா இருக்கு சோ ஜென்ரலி பரிமா பரிணாம அலங்காரம் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரூபகம்னு சொல்லியிருக்கேன் ரூபகத்துல நம்ம வந்து ஒரு சூப்பர் இம்போசிஷன் ஏற்படுறது இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா ஒட்டுருங்க அடுத்ததுல உங்களுக்கு இன்னும் இது கிளியர் ஆகும் அதாவது ஃபோர்த்துல வந்து அலங்காரம் படிச்சதுக்கு அப்புறம் இங்க திருப்பியும் வந்தேன்னா இந்த அலங்காரங்கள்லாம் இன்னும் கிளியர் ஆயிடும் உங்களுக்கு ஜஸ்ட் மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க எங்க மாமி எப்பவும் சொல்லுவா அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறச்சே கூட எல்லாம் வந்து ஈகோ எனச்சி சூத்திரம் சொல்லுவா இது என்னன்னு யோசிக்காத மைண்ட்ல ஒரு கார்னர்ல போட்டுக்கோ அது எங்கேயோ உட்காந்துன்னு இருக்கும் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு நான் ஈகோ நினைச்சு சொல்றச்சு நீ அதை வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே நான் சொன்னேனேன்னு உனக்கு வந்து அங்க போய் அது ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்பா மாமி அதே மெத்தடாலஜில எனக்கு சொல்லி பழக்கம் அதனால சொல்றேன் ஸோ பகவதி கர்ணதாரத்துவ ஆரோபசிய கர்ணதாரகாங்கிறச்சு படகோட்டி இல்லையா சோ பகவான் மேல நம்ம வந்து படகோட்டியாக இருக்கும் தன்மையை ஆரோப்பம் செய்கிறோம் சூப்பர் இம்போஸ் பண்றச்சு அது அது வரைக்கும் ரூபகம் when it becomes useful for a கிரியா என்னது அது பிருத்திவி அவசாத பரிஹரண ரூப பிரஸ்துத காரிய உபயோகித்வாது பிருத்திவி அவசாத பரிஹரணம் அவசாத எண்டிங் டெஸ்ட்ரக்ஷன் பூமியினுடைய ஒரு அழிவை போக்குவது அப்படிங்கிற ஒரு காரியம் அதுதான் பிரஸ்துத காரியம் அதுதான் கான்டெக்ஸ்டுவல் இப்ப இருக்கக்கூடிய காரியம் அதுல இந்த ஸ்லோகத்துல அந்த காரியத்துக்கு எப்படி உபயோகமா இருக்கு பிருத்திவியினுடைய டிஸ்ட்ரக்ஷன் சமுத்திரத்துல நிமஜ்ஜனம் அதுக்கு யாராவது ஒரு படகோட்டி தேவை அதனால படகோட்டியாக இருக்கும் தன்மையை பகவான் மேல நம்ம ஆரோபம் பண்றோம் ஓகே சோ பரிணாம அலங்காரம் அப்புறம் நௌஹு இவ மகதி நௌஹு இவன்னு இங்க சொன்னது வந்து உபமாலங்காரா தத் சங்கீர்ணகான்னு எதுக்கு போட்டிருக்காருன்னா உபமாலங்காரமும் பரிணாம அலங்காரமும் இங்க பிணைஞ்சிருக்கு அதாவது ஒண்ணுத்த ஒண்ணு பிரிக்க முடியாது ஓகே அதனால சங்கீர்ண அலங்காரா சங் சங்கரஹா கருணாதீன சித்தேன கர்ணதாரவதி துவயா மா அவசீதத்து <laughs> பிருத்திவி மகதி நௌரிவ அம்பசி சரியா சந்தேகம் தான் இருக்கா சொல்லுங்க எனக்கு என்ன டவுட்னாக்கா இப்போ நீங்க சம்டைம்ஸ் உபமா அலங்காரமும் கூட நீங்க ரூபக அலங்காரமா சொல்றீங்களே ரெண்டும் does it both exist together so உபமா அலங்காரத்துல ரொம்ப கிளியரா வந்து உங்களுக்கு இவ இல்லனா போல ரூபா துல்லிய இதெல்லாம் இருக்கணும் இந்த வேர்ட்ஸ் இருக்கணும் or that word should be inside என்ன சொல்றது பிரத்யேகமா அந்த சமாசத்துக்குள்ளேயே இருக்கணும் அது இல்லைன்னா இதுவே அது அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் அ மெட்டஃபர் சி சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் உண்டான வித்தியாசம் ஓமைங்கிறது உங்களுக்கு உபமா இஸ் ஈக்குவல் டு போட்டு இது போல் அது இருக்கிறது அப்படின்னு அந்த போல்லுங்கிற அந்த பார்ட் இருக்கணும் ரூபகத்துக்கு என்னன்னா இதுவே அது சந்திரன் என் அதாவது முகம் எனும் சந்திரனை பார்த்து அப்படிங்கலாம் இல்ல சாரு சந்திரன் எனும் முகத்தை பார்த்து ஆர் அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா சந்திர ஏவ முகாங்கிறோம் இல்லையா முகம்ங்கிறோம் தாத்ரூபிய ரஞ்சனமா கரெக்ட் தாத்ரூபியம்னு பேரு ரஞ்சனம் தாத்ரூபியம்னா இதுவேதான் அது அப்படின்னு சொல்றோம் இப்ப அப்படியே ஒரு ராஜாவை பார்த்து அப்படியே நீங்க தான் சாக்ஷாத் விஷ்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் விஷ்ணுவை போல இருக்கேன்னு சொல்லலையே நீதான் விஷ்ணுன்னு சொல்லி உட்காத்தி வச்சுடுறோமோ இல்லையோ சோ பேசிக்கா அது சூப்பர் இம்போஸ் ஆயிடுறது அதுதான் ஆமா அதுக்குதான் oh, ஆரோபகான்னு சம்ஸ்கிருதத்துல பேரு ஆரோபகான்னு சொன்னாலே சூப்பர் இம்போசிஷன் விச் இஸ் ரூபகம் hmm. அப்படியே இப்போ ஒரு பையன் வந்து படிக்கிறான் செமையா படிக்கிறான் அப்படியே கற்பூரம்னா அவன் புத்தி அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன இப்ப தலை வந்து பத்தின்டா நெருப்பு குச்சி வச்சா எரிஞ்சிருமா என்ன அப்படி இல்லையே கற்பூரத்துவம் கற்பூரம் எப்படி டக்குன்னு பத்திக்குமோ அந்த மாதிரி அந்த புத்தியில வந்து டக்குன்னு விஷயம் கிரகிக்க முடியும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட வச்சுட்டு தான் நம்ம வந்து சூப்பர் இம்போஸ் பண்றோம் அது ரூபகாலங்காரம் சரியா ஓகே தேங்க்ஸ் நெக்ஸ்ட் படிங்க रचनारत्न रूपेण पयोधि रचनात्वया प्रशान्त दनुज क्लेश परिष्करणमर्हति हा रशना रत्नरूपेण त्वया पयोधिरशना अ, भूमिः பிரசாந்த தனுஜக்லேஷா பரிஷ்கரணம் அருகதி இப்போ இமேஜரி எப்படி இதுல இருக்குன்னா பயோதி ரசனா பயோதி ஆம், அ, சமுத்திரம் பயோதிகின சமுத்திரம் சமுத்திரத்தை ரஷனான ஒட்டியானம்னு அர்த்தம் இடுப்புல போட்டுக்கிற அந்த ஹிப் செயினுக்கு ரஷனா மேகலா அல்லது தமிழ்ல ஒட்டியானம்ங்கிறோம் இந்த பூமிக்கு வந்து சாகர மேகலா பிருத்திவின்னு பேரு சோ அதனால பயோதி ரஷனாங்கிற வேர்டுக்கு வந்து சாகர மேகலா பிருத்திவி சாகரத்தை சமுத்திரத்தை ஒட்டியானம் போல் வைத்துக் கொண்டிருக்கும் பிருத்திவி அப்படின்னு விட்டோம் இப்போ அப்போ ஒட்டியானத்துல நமக்கு வந்து இந்த மத்தியமணின்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ அதாவது நடுவுல இப்ப கழுத்துல போட்டுக்கிறச்சே நடுவுல வந்து பெண்டென்ட்டுங்கிறோம் அந்த மாதிரி இடுப்புல வந்து இருக்கக்கூடிய ஒத்தியான ஒட்டியானத்துக்கும் உங்களுக்கு வந்து நடுவுல வந்து ஒரு மணி வச்சோம்னா தான் அது இன்னும் அலங்காரமா இருக்கும் வெறும் ஒரு கோல்டு பெல்ட்டுக்கு பதிலா நடுவுல ஒரு ஒரு மத்திய மணி ஒண்ணு வச்சோம்னா ஒரு ஜெம்மு வச்சோம்னா அது இன்னும் அழகா இருக்கும் இப்ப இந்த இடத்துல பூமிங்கிறவள் அவளுடைய உத்தியானம் சமுத்திரம் அதுல மத்தியமணி இங்க யாருன்னா சாகர சயனகா யாரு பகவான் அப்போ பகவான் இங்க வந்து ரசனா ரத்ன ரூபேண ரசனா அந்த ஒட்டியானத்திற்கு ஒரு ரத்னம் நடுவாக இருக்கக்கூடிய ஒரு ரத்னம் போல் விளங்கக்கூடியவரான துவயா பகவானால இப்ப அந்த நடுவு ரத்னம் இருந்ததுன்னா மத்த வேற என்ன ஒரு ஒரு டிஃபெக்ட் இருந்தாலும் அந்த நடுவுல ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பெண்டன்ட் இருந்துருத்துன்னா நமக்கு வந்து மத்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் போயிடும் சோ இந்த மத்திய மணி அங்க வந்து உட்கார்ந்த உடனே அவளுக்கு இருக்கக்கூடிய கிளேஷங்கள்லாம் நீ நீங்கி அது ஒரு அவ ஒரு பெரிய ஒரு அலங்கார பொருளாக ஆயிடுறா பார்ப்பத பாக்குறதுக்கு அவ ரொம்ப அழகா ஆயிடுறா சோ ஷி பிகம்ஸ் என்ன சொல்றது ஃபிட் டு பி யூஸ்ட் அதாவது ஒரு ஒரு ரசனா இருக்கு ஒட்டியானம்ங்கிறது இருக்கு அந்த ஒட்டியானத்துல நடுவுல ஒரு மத்தியமணியை வச்சுட்டோம்னா அத வந்து அலங்கார பொருளாக உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு தகுதி வந்து விடுறது அதுக்கு அந்த மாதிரி ஆயிடுறாளாம் இவ பூமி எப்படின்னு பார்ப்போம் சோ பயோதி ரசனா சமுத்திரமேகலா பிருத்திவி ரசனா ரத்ன ரூபேன அப்படின்னா சமுத்திர சாயித்வேன சமுத்திர பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்காரோ இல்லையா பகவான் அதனால கடல்ல படுத்துட்டு இருக்கக்கூடியவருங்கும் பொழுது இது நடுவுல ஒரு ஒரு நல்ல டார்க் கலர் மணி இந்திரநீல கல்லு போல இருக்காரு பகவான் மரகத கல்லு போல இருக்காருன்னு வச்சுப்போம் ரசனா ரத்னவத்து பாசமானேன அந்த ஒட்டியானத்தினுடைய ஒரு நடு மணிய போல ரத்தனம் போல பாசமானேன ஜொலிக்கின்றவரான துவயா உங்களால் பவதா நீ என்ன பண்ணணும் இப்போ விஷ்ணுவுக்கு என்ன ஒரு ரிக்வஸ்ட் இங்க வைக்கிற தேவர்கள்லாம்னா பிரசாந்த தனுஜ கிளேஷா நீ உங்களால் தனுஜ ராட்சசர்களினுடைய ஒரு கிளேஷ பாதா கஷ்டமானது பிரசாந்த அடக்கப்பட்டவளாக இருக்கணும் அவ அவளிடத்துல இப்போ ஏராளமான கிளேஷங்கள் இருக்கு நிறைய அந்த கிளேஷாங்கிறச்சே பூமிக்குதான் இது அப்ஜெக்டிவா போறது அப்போ அவ வந்து ஏராளமான பா உபாதைகளை அனுபவிக்கிறா யாரால உபாதைகளை அனுபவிக்கிறா தனுஜைஹி கிளிஷ்டா இல்லையா தனுஜானாம் கிளேஷா அந்த தனுஜகாங்கிறச்சு அரக்கர்கள் அரக்கர்கள்னால ஏற்படுகின்ற ஒரு கிளேஷம் துக்கங்களானது பிரசாந்தா அது வந்து போக்கப்பட்டவளாக இருக்கணும் யாருனால போக்கப்படணும் துவயா நீங்க எப்படி இருக்கே அப்படியே நீ அத அந்த அழுக்கு எல்லாத்தையும் போக்கிட்டேன்னா உனக்கு வந்து அப்படியே நீ ஒரு ஒரு அலங்கார பொருளாக ஆயிடுவியோ இல்லையோ சோ ரத்தனம் போல இருக்கக்கூடிய இந்த பகவான் சோ பகவான்னால பிரசாந்த தனுஜ கிளேஷா உபசமித ராட்சச பாதா சதி போக்கடிக்கப்பட்ட ஒரு துன்புறுத்தலை உடையவள் அதாவது துன்புறுத்தல் எவளிடத்திலிருந்து போக்கப்பட்டதோ அப்பேற்பட்டவள் பிருத்திவி அப்படி இருந்து கொண்டு பிரசாதனம் பரிஷ்கரணம் அருகதி பிராப்தும் யோக்கியா பவதி உனக்கு ஒரு அலங்கார பொருளாக ஆயிடுவோம் சோ பிருத்திவி வந்து பகவானுடைய மனைவி தானே அப்போ மனைவியாக மேலும் அவளை வந்து ஒரு இல்லைன்னா துவயா சா பரிஷ்கரணம் அருகதி okay she has to be made more beautiful பரிஷ்கரணம்ங்கிறது she becomes fit to be more beautiful because of you அப்படி எடுத்துக்கணும் அந்த அர்த்தத்தை சோ துவயா பகவானால அந்த பூமியானவள் மேலும் அருகதை மேலும் அழகாக ஆக்கப்பட்டவளாக ஆயிடுறா அப்படி நீ பண்ணணும் அப்படிங்கிறார் உம் புரியுறதா ஃபியூச்சர்ல தான் சொல்றார் so she she has to be may made more beautiful நீ நீ தான் அதை பண்ண முடியும் ஏன்னா உனக்கு தான் வந்து ஒன்னாலதான் இது எல்லாத்தையும் போக்க முடியும் கிளேஷங்களை போக்க முடியும் புரியுறதா அருகதியோட யூஸ் நினைக்கிறேன் கரெக்டா இல்ல ஆமா அது அந்த அருகதின்னா வந்து அருகதை உடையவள்ங்கிறது இல்லாத அந்த ஒரு யோக்கியதை பண்ணினா தேவலை, பெறுகிறாள் நீ பண்ணினா தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஆமா ஆமா சோ இயம் பூமிஹி ஸ்வயா दैत्यसंहाररूपेण कर्मणा கிளேஷம் அபனீய பரிஷ்கரணீயா இதி பாவः ஒரு நிமிஷம் இந்த பார்க்கலாம் வரேன் எயிட்டி த்ரீ அம்பசி அடுத்தது எம்பூமிகி துவயான் இருக்கணும் துவயா தைத்திய சம்ஹார ரூபேண தைத்திய ராட்சசர்களை சம்ஹாரம் செய்வதுங்கிற ஒரு காரியத்தினால கர்மனா கிளேஷம் அபனீய துக்கத்தை போக்கிவிட்டு பரிஷ்கரணியா அலங்கரிக்கப்பட வேண்டியவள் உங்களால அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் ஈஸியரா இருக்கு இந்த பாவத்தை படிக்கிறச்சு ஸ்லோகத்தை விட அந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான அலங்காரம் அதாவது உபமாலேருந்து தொடரக்கூடிய ஒரு உத்ரேக்ஷ அலங்காரம் இது எப்படின்னா ரசனா ரத்ன ரூபேணங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ரசனா ரத்னம் அதற்கு ஒப்ப இருக்கக்கூடியங்கிற அர்த்தம் ரூபங்கிறது அந்த மத் ரத்னம் போல் விளங்கக்கூடிய அந்த ரூபேண இப்ப இப்ப உபமாக்கு என்னென்னலாம் இண்டிகேஷன் சொன்னேன் இல்லையா இவ அப்படின்னு வரலாம் துல்லிய ரசனா ரத்ன பூதேன அப்படி வரலாம் ரசனா ரத்ன துல்லியேன துவயா அப்படின்னு இருந்ததுன்னா சோ துவம்ங்கிறது இங்க உபமான உபமேயம் ரசனா ரத்னம்ங்கிறது உபமானம் அந்த உபமா வாச்சக சப்தா என்ன ஆயிடுறதுன்னா ரூப பூத துல்லிய ஈவ வது இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிகாஷ சங்காஷ இது எல்லாமும் உங்களுக்கு வந்து உபமா வாச்சக சப்தமா இருக்கலாம் எத்தனையோ நிறைய வார்த்தைகள் சொல்றா அதுல இந்த ரூபேணங்கிறச்சு ஒடியானத்தின் ரத்தினம் போல் இருக்கக்கூடியவரான தங்களால் அப்படின்னு சொல்லும் பொழுது உபமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து பூமிக்கு இங்க ஒட்டியானமுங்கிறதே கிடையாது நம்ம வந்து சமுத்திரமே அங்க ஒட்டியானமாக இருக்குன்னா அந்த ஒட்டியானத்துக்கு ஒரு மத்தியமணி இருக்குமே எனில் அது நீங்க தான் அப்போ அந்த இடத்துல உத்ரேக்ஷா வேற வருது அப்படிதான் உபமாலேருந்து தொடர்ந்து ஒரு உத்பிரேக்ஷால போய் முடியறது அதனால இந்த அலங்காரத்துக்கு வந்து உபமா உத் உபமா உபக்ரம உத்பிரேக்ஷான்னு அர்த்தம் உத்ரேக்ஷா அலங்காரம் தான் உத்பிரேக்ஷா can have many basis it can be based on அப்பன்னுத்தி it can be based on ரூபகம் அது மாதிரி நிறைய ஒரு ஒரு வேற அலங்காரத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய உத்பிரேக்ஷாவா இருக்கலாம் அது போல இங்க வந்து உபமாலேருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உத்ரேக்ஷ அலங்காரம் ஏன்னா இந்த உபமாவே உங்களுக்கு வந்து இட் இஸ் பேஸ்ட் அந்த உத்ரேக்ஷா வந்து உபமாவை வச்சுட்டு தான் வருது உங்களுக்கு ரசனாரத்ன ரூபேண இத்தியத்திர ரூப சப்தசிய சாதிருஷ்யார்த்தகத்வே அப்படின்னு அதுக்கு தான் சொல்றாரு சாதிருஷ்யம் உபமா வாச்சகமாக அந்த ரூபங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல அதே வெரஸ் ரூபங்கிறத ஸ்வரூபம் நீங்க தான் ரசனா ரூபமாகவே இருக்கேள் அப்படிங்கறது சூப்பர் இம்போசிஷன் வந்துடுறது அது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா பரிஷ்கரணம்ங்கிற ஒரு கிரியா உபயோகி ஆயிடுறது அதனால பரிணாம அலங்காரம் ரூபசப்தஸ்ய ஸ்வரூப பரத்வே பகவான் ஸ்வரூபம் பகவான் வந்து அப்படியே அந்த ரத்ன ரூபமாகவே இருக்கார் அப்படின்னா he is non different from the gem அப்போ சூப்பர் இம்போசிஷன் ஆறுது ஆரோபம் இருக்குங்க எதுக்காக ரச்சனா ரத்னத்துவ ஆரோப்பாக இருக்குன்னா பிரகிருத பிரசாதன கிரியா உபயோகி அவர்தான் ரத்னமாக இருக்காருன்னு சொன்னாதான் உங்களுக்கு அந்த அலங்கரண பொருள் அப்படிங்கிற ஒரு கிரியை அலங்கரிப்பதுங்கிற கிரியைக்கு உபயோகமா ஆகிறது சுபரிணாம அலங்காரம் ரசனா ரத்ன ரூபேண பயோதி ரசனாத்வயா பிரசாந்த தனுஜ கிளேஷா பரிஷ்கரணம் அருகதி ஓகேயா ஆ மேல कंस प्रभृतिभिस्सेयं शल्यैरिव समुद्धृतैः चिरं भवतु ते पृथिवी शेषमूर्तेः शिखण्डः शिखण्डकः ம். ஆ, ச- தே பிருத்திவி இந்த பூமியானவள் ஆ, சா இயம் சான அந்த மாதிரி உன்னால் காப்பாற்றப்பட வேண்டியவள் இந்த பூமி இங்க எதிர்க்க நிற்கக்கூடிய பூமி சோ சா இயம் பிருத்திவி அப்படின்னா சாங்கரிச்சே கிளேஷம் அனுபவந்தி ஏஷா பிருத்திவி அந்த சேயம் அப்படிங்கிறதுக்கே வந்து எப்பவுமே அந்த தத்து சப்த சப்தத்துக்கு வந்து நம்ம அர்த்தாந்திர சங்கரமிதா வச்சு துணிம்போம் அதாவது என்னென்னலாம் நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கணும் அப்பேற்பட்ட இந்த பிருத்திவி இருக்காளே அப்படின்னு கையை குறிச்சு காமிக்கிறான் அப்படி மனசுல நம்ம வாங்கிக்கணும் அதை சாயம் சேயம் சோ சேயம் பிருத்திவிங்கிறதுக்கு அதனால்தான் அந்த அர்த்தத்துல சொல்றச்சே ததா கிளேஷம் அனுபவந்தி அப்படி ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறவளான அனுபவிக்கிறவளான இந்த பிருத்திவி கண் முன்னாடி நிக்கிறாளே அவள் இயம் பிருத்திவி இப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த முள்ள எடுக்கிற மாதிரி இந்த கம்சன் முதலியவர்களை நீங்க எடுக்கணும் சிம்பிளா சொல்லிட்டாரு ஷல்யைஹி இவ ஷல்யம்ங்கிறது ஒரு அந்த அம்புனுடைய மொனை இருக்கு பாருங்க அதுக்கு வந்து சல்யம்னு பேரு ஒரு குட்டி டார்ட் மாதிரி அது போய் உள்ள உக்காந்துருக்கு அதை எப்படி நம்ம பார்த்து ரிமூவ் பண்ணுவோமோ ஒரு முள்ள போய் உக்காந்துட்டா எப்படி அது வந்து துன்புறுத்துமோ அந்த மாதிரி அவளை வந்து உபாத அவளுக்கு அவ அனுபவிச்சுட்டு இருக்கா சோ அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய இந்த பிருத்திவியை சல்யைகி சமுத்திரத்தைகி சல்யைஹி இவ உள்ளுக்குள் நுழைந்த பிரவிஷ்ட சரைகி இவ உள் நுழைந்த அம்புகளைப் போல் இருக்கும் பிகி கம்சன் முதலியவர்கள் ஆனா அவர்களை நீ வந்து சமுத்திரத்தைகி நிஷ்காசித்தைகி வெளியில் எடுக்கப்பட்டவைகள் போல் அல்லது நிர்மூலித்தைகிங்கிறச்சு கம்ப்ளீட்டா அவளை வந்து அழிச்ச அழிக்கப்பட்டவர்களான கம்ச பிகி வேரோடு அழிக்கப்பட்டவர்கள் அப்படி அந்த இருக்கக்கூடிய பூமி சோ பூமியை வந்து குவாலிஃபை பண்றச்ச எப்படி குவாலிஃபை பண்றாருன்னா இதுக்கு வந்து உபலக்ஷண திருத்தியான்னு பேரு அதாவது வாட் இண்டிகேட்ஸ் தன் ஜடாபிகி தாபசா ஜடாமுடிகளினால் தாபசன் அப்படின்னு சொல்றச்சு ஜடைங்கிறது is an indicatory factor to understand that he is an ascetic அது போல இங்கேயும் வந்து சமுத்திரதைகி கம்ச பிரபிருத்திபிகி எடுக்கப்பட்ட கம்சர்கள் அதனால் பிருத்திவி is being indicated by that அப்படிப்பட்ட பிருத்திவி தான் உனக்கு வந்து தலையலங்காரமாக ஆக போறது அதாவது சேஷன் ஆதிசேஷனுக்கு தலையலங்காரமாக எப்ப பிருத்திவி விளங்க போறான்னா நீ கம்சன் முதலியவர்களை முள்ள எடுக்கிற மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பூமி இருப்பா பாருங்க அந்த பூமி தான் சேஷமூர்த்தேகே ஆதிசேஷனுடைய உருவத்திற்கு ஆதிசேஷனான நாகத்திற்கு ஷிகண்டகா தலை அலங்காரமாக விளங்க போறான் ஏன்னா ஆதிசேஷன் தான் பூமியை தூக்க தூக்குறாருன்னு பேரு பூமி வந்து ஆதிசேஷன் தன்னுடைய ஆயிரம் தலைகள்னால பூமியை தாங்கின்னு இருக்காருன்னு பேரு உம் அப்போ அந்த பாம்புக்கு ஒரு தலை அலங்காரமாக இவ வந்து விளங்குறான்னா எப்ப விளங்க முடியும் பாரமா இருந்தான்னா ஐயோன்னு அவர் வந்து ஐயோ என் தலைமுடி எனக்கு பாரமா இருக்கே அப்படின்னு தானே நினைச்சுப்பான் அந்த ஆதிசேஷன் வெரஸ் எப்போ பாரம் இல்லாமல் இருக்கோ கம்சன் முதலியவர்களா நீக்கி அப்படியே லைட்டா இருந்ததுன்னா நம்மளுடைய தலைமுடி மாதிரி நமக்கு வந்து அப்படியே அது இருக்கிற இடமே தெரியாது we will only want to shape it more and ஏன்னா அது அலங்கார பொருளாக தான் நம்ம நினைப்போம் அந்த மாதிரி விளங்கணுமாம் பிருத்திவி அப்படின்னு தேவர்கள் கேட்டுக்கிறார் சோ சாயம் பிருத்திவி ததா கிளேஷம் அனுபவந்தி பிருத்திவி ஏஷா சல்யைஹி இவ பிரவிஷ்ட சரைஹி இவ உள் நுழைந்த அம்புகளைப் போல் சமுத்திரத்தைகி வெளியில் எடுக்கப்பட்டவர்களான கம்ச பிரபிருத்திபிகி கம்சன் முதலியவர்களினால் சிரம் வெகு காலம் தே உன்னுடைய சேஷமூர்த்தேகே இந்த இடத்துல வெறும் ஆதிசேஷன்னு சொல்லல உன்னுடைய இன்னொரு ஃபார்ம் இருக்கே ஆதிசேஷன்னு ஏன்னா அது வந்து சேஷன்னுங்கிறதும் அம்சாவதாரம் பகவானுடைய ஒரு ஒரு அவதாரம் தான் ஆதிசேஷன்னுங்கிறது பகவான் தானே முழுக்க முழுக்க கிரீடா தூளிக்கையா ஸ்வஸ்மின் நேவ ஜகத்து சித்திரம் அவர் வந்து அஜய் ஜனத்த அப்படின்னு முன்னாடியே சொன்னார் ஆறாவது ஸ்லோகத்திலயும் அஞ்சாவது ஸ்லோகத்திலயும் சொன்னார் இந்த உலகத்தை பூரா தன்னுடைய தன்னில்லையே தன்னை வைத்துக் கொண்டே தன்னுடைய மாயையினால தானே வந்து பலதாக ஆனார் அப்படிதானே இருக்கு அப்போ அதுல வந்து ஆதிசேஷன் முக்கியமாக பகவானுடைய ஒரு அம்சம் அதனால தவ சேஷ மூர்த்தேகே உன்னுடைய ஆதிசேஷன் எனும் ஒரு மூர்த்திக்கு ஒரு உருவத்திற்கு சிகண்டகா அப்படின்னா காக்கபக்ஷா இல்லைன்னா சிரோபூஷணம் யூஸ்வலி காக்கபக்ஷங்கிறது என்னன்னா இந்த சைட்ல ஃப்ரிஞ்சஸ் இருக்கும் இல்லையோ இந்த ஒரு பேங்ஸ் மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிறாள் இல்லையோ அதுக்கு வந்து காக்கபக்ஷன்னு விட்டு பேரு சுருட்டு சுருட்டையா ரெண்டு சைடுல தொங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இஃப் யூ சீன் ஜூஸ் ஜூஸுக்கெல்லாம் வந்து அவ இந்த பக்கம் தலைமுடியை வளர்ந்து வளர்த்திப்பா கட் பண்ணிக்க மாட்டான் அதுக்கு வந்து காக்கபக்ஷன்னு பேரு அது ஒரு ஒரு டைப் ஆஃப் அலங்கரண பொருள் தலைக்கு அந்த முடியே தான் முடியினுடைய அந்த சைட் பேர்ன்ஸ் இல்ல சைட் பேர்ன்ஸ்ங்கிறது உங்களுக்கு இங்க வரக்கூடியது ஆனா இந்த சைட் லாக்ஸ் அதுக்கு வந்து பக்ஷான பேரு உம் காக்காய்க்கு இருக்கிற ரக்க மாதிரி சைட்ல இருக்கும் போல இருக்கு அது ஒரு தலை அலங்காரம் செந்த சேஷமூர்த்தேகே சேஷம் தலையில தாங்கக்கூடிய ஒரு பூமி பாரமா நினைக்காத அப்படியே ஒரு அலங்கார பொருளா அதை வந்து பார்க்கணும் அப்படி இருக்கணும் இந்த பிருத்திவி யம் கிளேஷம் அனுபவந்தி பிருத்திவி பகிர் நிஷ்காசித சல்ய துல்லிய கம்சாதிகா சதி வெளியில் எடுக்கப்பட்ட சல்ய துல்லிய அம்புகளைப் போல் இருக்கும் கம்சன் முதலியவர்களை உடையவள் எவளோ அந்த பூமி அதாவது இது எப்படி சொல்லணும்னா சல்ய துல்லிய கம்சாதிகா கம்சாதி கம்சாதயா நிஷ்காசிதாக எஸ்யாக எவளிடமிருந்து இந்த கம்சன் அம்பு போல் இருக்கக்கூடிய கம்சன் முதலியவர்கள் வெளியே எடுக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட இந்த பிருத்திவி சிரம் வெகு காலம் ஆதிசேஷஸ்ய வகன க்ஷமசிரோபூஷணம் அது முக்கியம் நமக்கு தலைமுடி பாரமா இருந்ததுன்னா நம்ம முதல்ல அதை எடுத்துடணும்னு தோணும் அதனால சேஷன் தலையில தூக்குறான்னா அது வந்து பாரமா இருக்கக்கூடாது அப்போ பாரமா இருக்கக்கூடாதுன்னா பகவான் முதல்ல ஆக்ட் பண்ணுமா இல்லையா அதுதாங்க ஸோ ஷல்யைஹி இவ ஷல்யைஹி இவ இது உபமா வகனக்ஷமம்ங்கிறத விட்டேன் வகன தாங்குவதற்கு க்ஷம பொருத்தமான ஒரு உகந்ததான ஒரு சிரோபூஷணம் தலையலங்காரம் அப்படி இருக்கணும் பூமி ஷல்யைஹி இவங்கிறச்சு அங்க உபமா ஷிகண்டகா இந்த பிருத்திவி ஷிகண்டகா பவது அப்படின்னு இருக்கு பிருத்திவியானவள் ஷிகண்டகா பவது தலை அலங்காரமாகவே இருக்கட்டும் அப்போ அந்த இடத்துல ரூபகம் இதுல உங்களுக்கு வந்து அழகா உபமாக்கும் ரூபகத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் சல்யைஹி இவன்னு போட்டதுனால அம்புகளை போல் அப்படின்னு இருக்கிறச்சு அந்த இடத்துல உபமா அலங்காரம் ஆனா பூமியானவள் தலை அலங்காரமாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறோம் காக்கபக்ஷமாக இருக்கட்டும் அப்படின்னா அந்த இடத்துல ரூபகம் ஓகே தயோஹோ சம்சிருஷ்டிஹினா இது ரெண்டுமே separate they are not codependent upon each other அவ கோடிபெண்டா ஆயிடுத்துன்னா அதுக்கு சங்கரஹான்னு பேரு இப்ப இந்த ரெண்டு அலங்காரமும் உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டா இருந்ததுன்னா அதுக்கு சம்சிருஷ்டின்னு பேரு சரியா கம்ச பிரபிருதிபிஹி சேயம் சல்யைரிவ சமுத்ருதைஹி சிரம் பவது தே பிருத்வி சேஷமூர்த்தேஹே சிகண்டகா சரியா மேல प्रबोध सुभगैः स्मरैः प्रसन्नैः शीतलैश्च नः कटाक्षैः प्लावय क्षिप्रम् कृपे कोदन्वदूर्मिभिः ம் ஸ்மேரைஹி ம், स्मेर स्मेरैः ओके ஆ, ஸ்மரைஹின்னு ஸ்மரன்னா மன்மதன் ஸ்மேரான Correct. புஞ்சிரிப்பு ओके ओके ஆ, பிரபோத சுபகைः ஸ்மேரைः பிரசன்னைः சீதலைः ச கடாட்சைः நகா கஷிப்ரம் பிளாவய எங்களை வந்து சீக்கிரம் உன்னுடைய கட்டாட்சத்தை எங்க பேர்ல நீ காமிக்கணும் அப்படிங்கிற கட்டாட்சைகி உன்னுடைய கட்டாட்சத்தினால் உம் அந்த உன்னுடைய கட்டாட்சத்தை எங்க மேல நீ காமிச்சுட்டேன்னா எங்களுக்கு பெரிய அனுகிரகம் தானே ஆனா அந்த கட்டாட்சத்துக்கு நாலு அட்ஜெக்டிவ் கொடுக்குற பிரபோத சுபகைகி விழித்தவுடன் சுபக அழகாக இருக்கக்கூடிய கண்கள் நம்ம எல்லாம் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறச்சு எங்க ப்ரொஃபசர் சொல்லுவார் அப்படியே கண்ணை கசக்கிட்டே போ நம்ம பகவானுக்கு அப்படி இல்ல யோக நித்ராந்த விஷதைஹின்னு காளிதாசன் சொல்லுவான் யோக நித்ரையில இருக்காரு இல்லையோ நம்மள மாதிரி தூக்கத்துலயா இருக்காரு பகவான் அதனால கண்ணை விழித்த உடனே அவருக்கு அப்படியே விஷத கிளாரிட்டியோட இருக்குமா அவருடைய கண்ணு இங்க வந்து சுபகைஹிங்கிறார் இன் பாக்குறதுக்கே அழகா இருக்கக்கூடிய ஒரு இது கண்கள் பிரபோத விழிப்புணர்வுடன் விழித்த உடனே யோக நித்திர விலகின உடனே சுபக அழகாக இருக்கக்கூடிய கண்கள் மேலும் ஸ்மேரைகி ஒரு ஒரு சிரிப்போட இருக்கக்கூடிய கண்ணு பிரசன்னைகி கிளியரா இருக்கக்கூடிய கண்ணு இல்லைன்னா புருவ நெரித்தல்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு விளையாட்டோட இருக்கக்கூடிய கண்ணு கட்டாட்சம் சீதலைகி நல்ல குடுமையாக இருக்கக்கூடிய கட்டாட்சம் நாலு அப்ஜெக்டிவ் கொடுத்துடுறாரு ஒவ்வொன்னுத்துக்கும் இப்ப வந்து எஃபெக்ட் என்னன்னா பிரபோத சுபகைஹிங்கிறச்சு யோக நித்ரா அபகமேன காந்தைஹிங்கிற யோக நித்ரை விலகினத்தினால காந்த அழகாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இந்த உத்தமூர் உத்தமூர் அவரோட டிப்பணியில வந்து ஒன்னு அழகா போட்டிருக்காரு பிரபோத சுபகைகி முழிச்சுண்ட உடனே ரொம்ப ஒரு கிளியரா இருக்கக்கூடியவர்னா நாங்க சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பேன் அதுக்காக அங்க பிரபோத சுபகைகிங்கிறாராம் அந்த மாதிரி ஒரு கட்டாட்சம் சுவ உத்தார்த்த கிராகித்துவம்ங்கிறார் நாங்க சொன்னோம்னா இப்ப நான் இப்பதான் எழுந்துட்டேன் எனக்கு உடனே சொல்லாத எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நான் அப்புறம் பேசுறேங்கிற மாதிரி இல்லை இது அதுக்காக சொல்றாரு பிரபோத சுவகைகினா எழுந்த உடனே டகால்னு இவ புரிஞ்சின்றத்தை இவ சொன்னத்தை இவர் போறான் அதனால பிரபோத சுபகைஹி அப்படிங்கிற முதல்ல அடுத்தது சிரிப்பு ஸ்மேரைஹி அப்படின்னா சுவ விஷய பிரசிருதத்துவம் சிரிப்போட இருக்கார் ஐயோ வெறுப்போட எழுந்துக்கல ஐயோ வந்துட்டான காலங்கார்த்தால அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா பகவான் ஸ்மேரைஹி சிரிப்போட இருக்கார் எப்படின்னா ரைட் உன் விஷயத்துல எனக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்னுட்டு சந்தோஷமா பாக்குறாராம் பகவான் பிரசன்னைஹி அப்படின்னா அனிஷ்ட நிவர்த்தகத்துவம்னு அர்த்தம் பிரசன்னம்னா கிளியரா இருக்கக்கூடியது அப்படின்னா he is very clear in his responsibility கெட்டதை தவிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கார் பகவான் இங்க வந்து போடுறச்சு ப்ரூ விலாசாதி யுதைஹிங்கிறார் அதை விட எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது பிரசன்னைகிங்கிறச்சு அனிஷ்ட நிவர்த்தகத்துவம் அதனால பிரசன்னைகி கிளியரா இருக்கு அவருடைய பார்வை அடுத்தது வந்து சீதலைகி சோ இங்க ஸ்மேரைகிங்கிறச்சு ஹர்ஷ விகாச விகாசிபிகி புஞ்சிரிப்பினால் மர மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டாட்சம் ஜென்ரலி வந்து சிரிக்கிறச்சு you can you can smile without it reaching to the eyes அப்படின்பா அது கண்ணு வரைக்கும் சிரிக்கணும் அப்பதான் வந்து ஆத்மார்த்தமா ஒரு ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல தெரியும் கண்ணுல தெரியணும்பா நம்ம வாயை சிரிக்காட்டா கூட கண்ணுல தெரிஞ்சிரும் அந்த சிரிப்புங்கிறது அது ஒரு பக்கம் மேலோட்டமா இருக்கிற அர்த்தம் இங்க பகவான் என்ன இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்மேரைஹிக்கு ஸ்வவிஷயே பிரசிருத்தத்துவம்னும் அடுத்தது சீதலைஹிக்கு பக்த ஜன தாப ஹரைஹி இதையும் அவர் ஒத்துக்கிறார் அபியுதய ஹேத்துத்துவம்ங்கிறார் தாபத்தை போக்கினா ஸ்ரேயஸ் ஏற்படும் அதனால சீதளம் குளுமையாக இருக்கு வெறும் தாபத்தை போக்குறது மாத்திரம் இல்லாமல் குளிர்ச்சியை தரக்கூடியது குளிர்ச்சியை தர்றதுன்னா நமக்கு உகந்ததான ஒரு விஷயத்த கொடுக்கறது அபியுதயம் அதுதான் ஸ்ரேயஸ் அதுதான் நன்மை என்ன நடக்கணுமோ அது நடக்குங்கிற ஒரு ஒரு ப்ராமிஸோட இருக்கிற கட்டாட்சம் அதுக்காக நாலு அட்ஜெக்டிவ் பிரபோத சுபகைஹி ஸ்மேரைஹ் பிரசன்னைஹி சீதலைஹி நாலாச்சா அப்புறம் கிருபா ஏக உதன்பது ஊர்மிபிஹி கட்டாட்சைஹி அந்த கட்டாட்சம் எப்படி இருக்குன்னா ஒரு சமுத்திர அலை போல இருக்கான் அந்த சமுத்திரம் என்ன கிருபாங்கிற ஒரே ஒரு சமுத்திரம் கிருபைங்கிற சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தரங்கங்கள் அலைகள் அதுபோல் இருக்கக்கூடிய கட்டாட்சம் சோ ஒரு சமுத்திரத்துல இருக்கக்கூடிய அலைகள் எப்படி இருக்கும்னு கிளியரா இருக்கு பிரபோத சுபகைகி அது வந்து எப்ப பார்த்தாலும் காந்தம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு சமுத்திரத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும்பா மகாபெரிவா சொல்லுவாராம் மூணு விஷயம் ஒண்ணு குழந்தை யானை சமுத்திரம் இது மூணும் வந்து அழுக்கவே அழுக்காதும்பர் இது மூணு பார்த்துட்டே இருக்கலாம் அதான் இங்க வந்து காந்தம் அப்படியே நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்கக்கூடியது அந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் குளுமையா இருக்கும் சீத்தலம் ஸ்நேரம்னா அது வந்து வெள்ளை சிரிப்பு வந்து is equal to white so உங்களுக்கு ஊர்மை அந்த அலைகளும் வந்து உங்களுக்கு ஒரு நுரைச்சுண்டு வெள்ளையா இருக்கு அதுதான் அந்த கம்பேரிசன் அதனால கிருபாங்கிற ஒரு உதன்வான் சமுத்திரம் அந்த சமுத்திரத்தினுடைய ஊர்மிபிகி தரங்கைகி அலைகள் மாதிரி இருக்கக்கூடிய அலைகள் எனும் கட்டாட்சைகி அதனால அங்க ரூபக அலங்காரம் வருது இன்னும் ரூப் எல்லாமே அங்க வந்து கிருபாங்கிற சமுத்திரம் அதுவும் ரூபகம் அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய தரங்கம் ஊர்மி அது கட்டாட்சம் அதுவும் ஒரு ரூபகம் ரெண்டுமே சூப்பர் இம்போசிஷன் அபங்க தர்சனைகி இப்ப என்ன பண்ணணும் இந்த இப்பேற்பட்ட இந்த கட்டாட்சத்தினால நகா எங்களை க்ஷிப்ரம் பிளாவைய எங்களை சீக்கிரமாக பிளாவைய அப்படியே முழுகடிச்சிருங்கிற இங்க வந்து ரொம்ப இதுவா சேச்சையங்கிறார் சே சேச்சனம்னு தெளிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கட்டாட்சத்தினால நீ வந்து எங்களை தெளிக்கணுங்கிறது இல்ல பிளாவையான்னு அப்படியே முழுகடிக்கணும்னு அர்த்தம் சம்பூர்ணமா உன்னுடைய அனுகிரகம் பெறணும் அப்படின்னு அர்த்தம் ஓகே பவ தாபஹரம் பவன சமுத சம்சாரம் சம்சாரத்தினுடைய அந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு தாபம் இருக்கே அதை போக்க வல்லமை கொண்டதான மனோகரம் மனதை கவரக்கூடியதான பிரசன்னம் தெளிவாக இருக்கக்கூடிய ஹர்ஷ விகாச யுக்கு ஹர்ஷ சந்தோஷம் அதனால் ஒரு மலர்ச்சியுடன் கூடினதான தயா சமுத்திர தரங்க ரூபம் தயை எனும் கடல் அந்த கடலில் இருக்கக்கூடிய அலை போல இருக்கக்கூடிய பவதாபாங்க அபாங்க வீக்ஷணம் உங்களுடைய கடைக்கண் பார்வையானது அஸ்மாசு பிரசரது எங்கள்ல அது வந்து இருக்கணும் படணும் சரியா சோ அத்த கிருபாயாக சமுத்திரத்துவ ரூபணஸ்ய கட்டாட்சானாம் ஊர்மித்வ ரூபணசியச்ச பரம்பரா சஞ்சாத்தான் இருக்கணும் சஞ்சாதா இது பரம்பரித்த ரூபகாலங்காரா அதாவது இந்த பரம்பரித்த ரூபகம்ங்கிறது வந்து கட்டாட்சத்தை வந்து தரங்கம்னு யாரும் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ண மாட்டா அதாவது கடைக்கண்ண வந்து பார்வைய வந்து எப்படி நீங்க வந்து அலைன்னு சொல்ல முடியும் பார்வைய யாரு பாக்குறாளோ அவளை வந்து சமுத்திரம்னு சொல்லா சொன்னாதான் அந்த இருந்து வரக்கூடிய ஒரு ஊர்மையாக அவர்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கடைக்கண் பார்வைய நம்ம வந்து ஒரு அலை போல அப்படின்னு சொல்ல முடியும் so one leads to the other இந்த இந்த இஃப் ஐ டோன்ட் கம்பேர் இந்த கிருபாங்கிறது தான் சமுத்திரம்ங்கிறதையே நான் கம்பேர் பண்ணலன்னா கடாட்சம் தான் தரங்கம்ங்கிறதே என்சியூ ஆகாது only if this comes that can come அதுக்காக பரம்பரிதம் ஒரு ஸ்ருங்கலா மாதிரி இருக்கக்கூடியது செயின் மாதிரி இருக்கக்கூடிய ரூபகம் அவ்வளவு தூரம் வேண்டாம் ரெண்டு ரூபகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போறோம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சரி பிரபோத ஆ சொல்லுங்க இந்த எனக்கு இது மாத்திரம் ஸ்பிளிட் பண்ணி சொல்லிடுங்களேன் எனக்கு எனக்கு I'm not able to understand கிருபை கோதன்வத் எந்த ஊர்மி கிருபா இது படிக்கலனா இது மாத்திரம் படிச்சு விடுறேன் கிருபா ஏகா ஏவ உதன்வது சோ கிருபா ஏவ தயா ஏவ கிருபைதான் ஏகா உதன்மானு உதன்மான்னு சமுத்திரம்னு அர்த்தம் உதுனா தண்ணின்னு அர்த்தம் உதபானம் இதெல்லாம் வந்து ஜலத்தை உதக உதம்னா உங்களுக்கு வந்து ஜலம்னு அர்த்தம் சோ உதன்மான் இங்க வந்து ஜலத்தை கொண்டது எப்படி ஜலநிதிஹி பயோநிதிஹி சொல்ற மாதிரி உதன்மானுங்கிறது சமுத்திரம் சோ கிருபைங்கிறது தான் சமுத்திரம் கிருபா ஏக உதன்பது ஊர்மிபிகி சோ ஊர்மிங்கிறது அலைகள் தஸ்ய சமுத்திரஸ்ய தரங்க ரூபைகி கடாட்சைகி அபாங்க தர்ஷனைகி சரியா மேடம் உதன்மான் இஸ் சமுத்திரமா உதன்மான் உதன்வான் உதன்வான் கங்கோதகம்ங்கிறப்போ கங்கா உதக்கம்ங்கிறது வேற உதக்கம்னாலும் ஜலம் உங்களுக்கு உதன்மானுங்கிறச்சு ஆக்சுவலி ஒரு நிமிஷம் உதன்மான்ங்கிறது உதன்வத்துல வரணும் மது பிரத்தியம் எதுல ஜலம் இருக்கோ அது ஆஹ் ஆமா अस्य अस्ति इति उदकानि सन्ति अस्मिन् इप कर्णधारवती पठिचो मौल्यो कर्णधारः धनवान् धनवान् मादरि यस् அதே மாதிரிதான் உத உதகானி சந்தி அஸ்மின் இவனிடத்தில் ஜலம் இருக்கிறது அப்படிங்கறதுனால உதன்வான் ஃபர்ஸ்ட் டைம் கேரிங் திஸ் உதகம் ஜலம் அப்படின்னு இது வந்து ஜலம் அஸ்தி ஜலவான் அப்படிங்கிற மாதிரி ஓகே இதோட இதோட சமாசம் எப்படி வரும் உதகானி அஸ்மின் சந்தி இது அப்படின்னு அஸ்ய சந்தி இது உதகானி ஜலங்கள் இருக்கின்றன இவை அஸ்ய சந்தி அஸ்ய அஸ்தி அப்படிதான் எடுத்துக்கணும் அந்த அந்த நவுன்ல இருந்து ஒரு ஒரு யார்கிட்ட இருக்கோ அவரை கிரியேட் பண்றான் யார்கிட்ட குணம் இருக்கோ ஒரு குணவான் அந்த மாதிரி அது சமாசம் கிடையாது இது சமாசம் இல்ல இல்லையா இது அப்படியா சோ அதாவது தத்தித்தத்துக்கும் ஒரு விக்கிரக வாக்கியம் கொடுக்கறோம் இல்லையோ ஒரு மது பிரத்தியத்துக்கும் ஒரு ஒரு விக்கிரக வாக்கியம் கொடுக்கலாம் இல்லையோ அந்த மாதிரி சொல்றோம் ஒரு வேர்டுல ஒரு ஒரு சுபந்தத்துல இருந்து இன்னொரு சுபந்தம் ஃபார்ம் ஆறுது இங்க குணகா அஸ்ய அஸ்தி இது குணவான் அப்படி அதே போல உதகானே அஸ்ய சந்தி இது ஆர் உதகம் அஸ்ய அஸ்தி இது உதன்வான் அப்படி ஓகே ஓகே பிரபோத சுபகை ஸ்மேரைஹி ஆஹ் பிரசன்னைः शीतलैश्च नः कटाक्षैः प्लावय क्षिप्रं कृपा एक उदन्वत् ऊर्मिभिः படிக்கணும் ஆ படிச்சு त्वयि न्यस्त्य भाराणां नस्त्वमेतां क्षन्तुमर्हसि விதிதாசேஷ வேத்தியஸ்ய விஜாபன விடம்பனாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அது. அதுவும் அந்த ரெண்டாவது லைன் இருக்கு விதித ஆசேஷ வேத்தியசிய விஜாபன விடம்பனா க்ஷந்தும் அரகசி எல்லாம் தெரியும் உனக்கு ஆனாலும் உனக்கு என்னமோ தெரியாத மாதிரியும் நாங்க உனக்கு கன்வே பண்ற மாதிரியும் ஒரு ஒரு விடம்பனா ஒரு விளையாட்டு பண்றோம் பாரு அதை நீ வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்கிறார் பகவான்கிட்ட தேவர்கள் கேட்கறச்சு துவை நெஸ்த பாராணாம் நகா உன்னிடத்தில் பாரத்தை வைத்தவர்களான நாங்கள் எங்களுடைய எங்களுடைய இந்த ஒரு ஒரு விளையாட்டு இருக்கே விடம்பனா ஒரு என்ன அனுச்சித காரியம்னு அர்த்தம் விளையாட்டுங்கிறது பகவானுடைய லீலைங்கிறது வேற அந்த கிரீடா வேற இது வந்து ஒரு இட் இஸ் அன் இன்னப்ராப்ரியேட் ஆக்ஷனுக்கு விடம்பனாங்கிறோம் ஜென்ரலி பகட்டும்போம் இல்லையா அது ஒரு ஷோ ஆஃப் மாதிரி என்னமோ உனக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் நான் உனக்கு சொன்னாதான் நடக்கும் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஷோ பண்றோமே அதை நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு பகவான்கிட்ட கேட்டுக்கிறேன் துவயி நியஸ்தபாராணாம் துவயி உன்னிடத்தில் அதாவது பகவானிடத்துல பவதி நியஸ்தபாராணாம் சரணாகதம்னு நாங்க வந்து வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் பகவானோ சர்வஜா எல்லாம் தெரியும் அவருக்கு இன் நடக்க போறது நடந்தது நடந்து கொண்டிருக்கு நடக்க போறது சகலமும் அவருக்கு தெரியும் எல்லா இடத்துலயும் அவருக்கு வந்து விபூகு அதனால அவருக்கு வந்து எந்தெந்த இடத்துல நடந்தா கூட அவருக்கு அது தெரிய போறது அப்படிப்பட்டவர்கிட்ட போய் எங்க ஆத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னு நம்ம போய் சொன்னோம்னா அது என்ன ஒரு வேடிக்கை தானே அது இல்லையா இட் இஸ் அனுச்சிதம் தானே பகவான் சர்வஜா சர்வசக்திமான்னு தெரிஞ்சுட்டுதான் அவர்கிட்ட வரவே வரோம் ஆனாலும் ஒரு ஒரு எடுத்து சொல்லணுங்கிறது இருக்கோ இல்லையோ நம்ம ஒரு திருப்திக்காக நம்ம சொல்றோம் அதுதான் தேவர்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ் இங்க சோ நியஸ்த பாராணம் துவயி உன்னிடத்தில் சரணாகதிம் அனுச்சரித்தவதாம் சோ நியஸ்த பாரஹான நியஸ்தா பாரஹா யைஹி எவர்களால் பாரமானது வைக்கப்பட்டதோ அவர்கள்னுட்டு தேவர்களுக்கு இது அட்ஜெக்டிவ் சோ இந்த இடத்துல வந்து சரணாகதிம் அனுச்சரித்தவன் வதாம் சரணாகதி அடைந்தவர்கள் அடைந்தவர்களான நகா அஸ்மாக்கம் இந்த தேவர்களுக்கு விதித அசேஷ வேத்தியசிய தவ எல்லாவற்றையும் வேத்தியம் வேத்தியம்னாலே அறியப்பட வேண்டியது என்னவோ வேதித்தும் யோக்கியம் வேத்தியம் அது விதிதா அசேஷம் வேத்தியம் என்னென்னலாம் அறியப்பட வேண்டுமோ அது அத்தனையுமே யாருக்கு தெரியுமோ விதிதம் எவர் ஒருவர் அறியப்பட வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் அறிந்தவரோ அப்பேற்பட்டவர் தாங்கள் உங்களிடத்திலேயே இந்த மாதிரி ஒரு விஜாபனா தெரிவிப்பது அப்படிங்கிற ஒரு ஒரு காரியம் நாங்க பண்றோமே அத நீங்க பொறுத்துக்கணும் விஜாபன விடம்பனாம் ஏதாம் அது என்ன ஏதத் விஜாபன ரூபம் அனுச்சிதம் காரியம் உங்களிடத்திலேயே சர்வஜனான உங்களிடத்திலேயே தெரிவிப்பதுங்கிற ஒரு காரியம் இருக்கே அந்த கிருத்தியம் செயலானது அதை துவம் பவானு க்ஷந்தும் அருகசி சோடும் அருகதி அதை பொறுத்து கொள்வதற்கு நீங்க தான் ஃபிட் பர்சன் நீங்க தான் சரியான ஆளு ஏன்னா உங்க இப்ப அதாவது இந்த குழந்தை எல்லாம் வந்து நான் இதை பண்ணிட்டேன் தெரியுமோ இல்லையோ இது புதுசா வந்து என்னமோ தி அர்த் இஸ் ரவுண்ட் அப்படின்னு வந்து நம்மள்ட்ட சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண ஒரு விஷயத்த இந்த சன் இஸ் இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறோம் நம்மளோ காலங்காலமா இது நமக்கு தெரியும் ஆனாலும் அந்த குழந்தை வந்து சொல்றச்சே நம்ம என்னென்ன சொல்றோம் ஒரு தெரிஞ்சிருத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு அந்த குழந்தைய நம்ம அப்லோட் பண்றோமா இல்லையா அது போல பகவான் நம்மள பாப்பாராம் அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நம்ம என்னமோ அதை சொல்றச்சு அவர் அதை வந்து பொறுத்துண்டு எப்படி ஒரு அப்பா ஒரு குழந்தை சொல்ற பு விஷயத்த புதுசா கேட்கற மாதிரி கேட்பாரோ அந்த மாதிரி பகவான் கேட்பாராம் பவதி சரணம் பிரபன்னானாம் அஸ்மாக்கம் இதம் சர்வஜ்ய பவதா சவிதே ஆகமன காரண பிரகதன ரூபம் அகிருத்தியம் பவதா க்ஷந்தவியம் ஸ்லோகமே ஈஸியா இருக்கு இந்த பாவார்த்தத்தை விட <laughs> பவதி சரணம் பிரபன்னானாம் அஸ்மாக்கம் உங்களிடத்தில் சரணம் எனும் என்று சரணத்தை அதாவது அடைக்கலம் புகுந்தவர்களான எங்களுக்கு அஸ்மாக்கம் இதம் ஆகமன காரண பிரகதன ரூபம் அகிருத்தியம் சர்வஜனான உங்களிடத்தில் நாங்க இந்த மாதிரி வந்திருக்கோம் ஆகமன காரணம் எதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத பிரகதனம் கூறுவது அப்படிங்கிற ஒரு அகிருத்தியம் ஒரு காரியம் இருக்கே செய்யக்கூடாத விஷயம் இருக்கோ இல்லையோ செய்யணுங்கிற அவசியம் இல்ல உங்களுக்கோ தெரிய போறது ஆனாலும் செய்யறோமோ இல்லையோ அதை பவதா க்ஷந்தவியம் அது தங்களால் பொறுத்து கொள்ள வேண்டும் நீங்க அதை வந்து கொஞ்சம் பொருட்படுத்தாம ஏதோ குழந்தை சொல்றான்னு நீங்க எடுத்துட்டுருங்கோல அப்படிங்கிற மாதிரி தேவர்கள் கேட்டுக்கிறார் துவை நக துவம் ஏதாம் க்ஷந்தும் அருகசி விதிதாசேஷ வேத்திய விஜாபன விடம்பனம் இதோட இருக்கட்டும் இன்னைக்கு